எல்லாம் வந்து பார்க்கமாங்க அவ மட்டும் நேரம் போனா யாரு யோ தாத்தையா அதுக்கு யோ நில்லையா என்ன பிரச்சனை அஞ்சு தோக்கம் போடியா நீ யார பக்கம் வந்த டாக்டரை பார்க்க வந்த இந்த டாக்டரே நான் பா ஓ நீதான் அந்த டாக்டரா உள்ளதான் ஒண்ணு வா வா தொக்க நம்ம ஒன்பது தோக்கம் மண்ணால எப்போ வரும் உம் பதிமூன்று அப்புறம் உட்காரியா என்ன இந்த கத்து கத்துறா தொக்க நம்ம பதிமூணு அப்பா அடுத்து நம்மதான் தான் டாக்டரை பார்க்கணும் தோக்கம் போடுப்பா இந்த பட்டச்சு துள்ளோடு கஞ்ச பையன் பத்து தான் தரான் போ போ அவன் யாரு அவங்க முன்னாள் டோக்கன் பதிமூணு தான் போயிடுச்சு இது பதிமூன்று பதிமூணுலயா என்னதான் விட்டலாட்டமா இருக்கு இவன் நஷ்டாங்க லூசா பதினாலு வந்தா கூத்துங்க நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் சொல்லு மச்சான் உடம்பு சரியில்லை மச்சான் போனியா இல்லடா ஏண்டா ஊசி போடணும் பயமா இருக்கு மச்சான் பாத்துக்கோ உனக்கு தெரிஞ்சா சொல்றியா என்ன மட்டும் மிஸ்ஸிட்ட என்ன பண்றோம் நம்ம அங்க ஊசி போட மாட்டாங்களா சரிடா பாய்டா பாய்டா பாப்பா ரெண்டு ஊசி எனக்கு போட போறாங்க அப்பா ஒரு வழியா ஆஸ்பத்திரி வந்தாச்சு ஆஸ்பத்திரியா இல்ல ரேஷன் கடையா இவ்வளவு கூட்டம் இல்லைங்க போய் தோக்கம் போட்டது அடியா இதான் நான் தோக்கு கொரோனா வந்துச்சு ஐயோ உள்ள போல போ வாங்க உட்காங்க அனுபவுக்கு என்ன பண்ணது நீங்க டாக்டர் தானே ஆமா அப்ப நீங்களே கண்டுபிடிங்க நமக்குமே வருமானம் தம்பி உன் ஹார்ட்ல எதுமோ பிரச்சனை ஐயோ என்ன சொல்றீங்க எல்லாத்துக்கும் லப் டப்புன்னு கேட்கும் சரி உனக்கு மட்டும் டிக்கு டிக்குன்னு கேட்குது டாட்டா என் வாட்சே அப்படியே நினைச்சேன் எப்படி படிச்சுதான் டாட்டா நீங்களா சரி அது விடு உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லு காய்ச்சல் doctor Corona go. Corona go. இந்த இந்த ரசத்துக்கு உண்டை குடு ராணிக்கா சீக்கிரம் உங்க என்னங்க கொடுக்குது திரும்ப ஏன் திரும்பினாதான் தருவீங்களா ஆமா